வணக்கம் crude oil one minute chart watch பண்ணுறோம் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எக்ஸிட் எங்கே ஆகலான்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கால் ஜென்ரேட்டர்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி ஜனவரி டுவெண்ட்டி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் டுவெல் ஃபார்ட்டி கிட்டே பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆகுது so green colour candle open ஆயிருக்கு கேண்டில்னுடைய கலர் வந்து ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணும் அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ட்ரெண்டில் இப்போ க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்றது இது ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் வாட்ச் பண்ணுறனால இது ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடை பேஸ் பண்ணுது ஸோ ஒரு நல்ல நுணுக்கமாக ஒவ்வொரு கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் நைன்ட்டி த்ரீயில் நம்ம பை பண்ணலான்னு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போகுது மேலே இருக்க க்ரீன் கலரில் என்ன first target second target first டாரட்டே நமக்கு செவன்டீன் பாயிண்ட் இருக்குது six six zero nine point forty nine இருக்குது செகண்ட் டாரட் வந்து தேர்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ நமக்கு ரொம்ப கிளியராக லைவாகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பை கால் பார்த்துட்டோம் ஸோ செல் காலும் நாங்கள் ஷோ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இது எங்கே எக்ஸிட் ஆகுது அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆனும் பார்த்துருவோம் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டீன் மேலே ஆகுது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ தான் ஆனால் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு பட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வந்துச்சு கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அதில் நமக்கு down side break out confirm பண்ணிவிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகுது இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு மாறுறக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட்ஸ் ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான கால் டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் செல் கால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீயில் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இறங்கி நமக்கு டார்கெட் ஒன் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது மார்க்கெட் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு செல் கால் வந்து ஸோ அதுலேயும் நமக்கு டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் கிடைச்சா நல்லாயிருக்கும் உங்களுடைய இன்ட்ராடேக்கு டக்குன்னு இப்போ ட்ரெண்ட் தெரிஞ்சால் நீங்களே ஓன் ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ